அழைக்கிறான் மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க அது உங்களை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல வார்த்தைகளையவே பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேட்டிருப்போம் இந்த வார்த்தைகளுக்கு பவர் அப்படின்ற ஒன்று யார் கொடுத்தது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும் இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது இங்கே வந்து அன்புன்னு ஒன்று சொன்னால் இங்கிலீஷில் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஹிந்தியில் போனால் வேறு மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மலையாளத்தில் போனால் வேறு மாதிரி சொல்கிறாங்க தெலுங்கில் போனால் வேறு மாதிரி சொல்கிறாங்க கன்னடத்தில் போனால் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த வார்த்தைகளுக்கு பவர் என்பது யார் கொடுத்தது இந்த வைப்ரேஷன்றது யார் கொடுத்தது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறீங்க ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு யூட்டர்ன் வருது அப்படின்னா கூகுள் மேப்பில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு யூட்டர்ன் வருதுன்னா யூட்டர்ன் இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் அடுத்து ஒரு இருபது நாள் டு முப்பது நாளில் யூட்டனை வந்து கொஞ்சம் தள்ளி நகர்த்தி வச்சுருப்பாங்க யூட்டனுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி போய் திரும்புகிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ரோடு பண்ணி நடந்துட்டுருக்கனால வேலைகள் நடந்துட்டுருக்கனால ரோடெலாம் மாற்றி விட்ருப்பாங்க அப்போ ஜிபிஎஸ் அந்த கூகுள் மேப் என்ன காட்டும் அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல யூட்டர்ன் பண்ண சொல்லி காமிச்ச கூகுள் மேப்பு அடுத்து ஒரு பத்து நாளில் வந்து திரும்ப அந்த சைடு மாற்றினதுக்கப்புறம் அங்கே போய் திரும்பி வாங்கன்னு சொல்லி சொல்லும் எப்படி இந்த கூகுள் மேப்புக்கு இது தெரியுது இதை வந்து உட்காந்து கூகுளில் டெய்லியும் எந்தெந்த ரோடெலாம் பார்த்து கணக்கு எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இது அப்படி கிடையாது கூகுள் மேப்பில் அனைவருமே யூஸ் பண்ணுறோம் எல்லாரோட ஃபோன்லேயுமே லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று ஆன் ஆகிருக்கு அப்போது அவங்க பயணம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா எங்கே போய் யூ டர்ன் பண்ணுறாங்க இது அவங்க போகிறது காரா அவங்க போகிறது வந்து டூ வீலரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்போது அதிகப்படியான வண்டி அந்த இடத்துல இப்போ யூட்டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரோக்ராமிங் என்னென்னா இந்த இடத்துல தான் யூட்டன் இருக்குது அப்படின்றது அதுவே எடுத்துக்கும் அப்போது இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் எந்தெந்த வார்த்தைகள் யார் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கு இப்போ அன்பு அப்படின்னா அதுவும் கலந்துருக்கு கருணை அப்படின்னா அதுவும் கலந்துருக்கு அப்போது இந்த அன்புன்னு யூஸ் பண்ணக்கூடிய நபர் எந்த மாதிரி மனநிலையில் இருந்தாங்கன்றது தான் அதை எடுத்துக்கும் அது எடுத்துக்கக்கூடியது ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் மட்டும்தான் இந்த வார்த்தைகளுக்கு அதுக்கு தெரியாது அப்போது இந்த அன்புன்னு பயன்படுத்தும் போது அவங்களோட மனநிலை அவங்களோட உணர்வு எப்படி இருந்தது அப்படின்றத இது ரெக்கார்ட் பண்ணிக்கும் அப்போ அன்புன்னு ஒன்று பயன்படுத்தின எல்லாருமே அந்த சேம் வைப்ரேஷனில் தான் இயங்கியிருப்பாங்க கருணை அப்படின்னு பயன்படுத்தின எல்லாருமே அந்த சேம் வைப்ரேஷனில் தான் இயங்கியிருப்பாங்க அப்போது இப்போ ஒரு இறப்பு அப்படின்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி இறந்துட்டாருங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு லோவான ஒரு ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போகும் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி தானே அப்போது இறப்பு அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வைப்ரேஷனில் வந்து எல்லாரோட மனநிலையும் இருக்குது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஸ்டோரேஜ் ஆன விஷயம் வந்து இந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்கும் அப்போ அன்பு அப்படின்னு அதிகமாக பயன்படுத்து சந்தோஷம் அப்படின்றத அதிகமாக பயன்படுத்து கருணையாக இருங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினா இந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ரைஸ் ஆகும் இதனால தான் வந்து குருமார்களோட பேர் சொல்லும் போதே வந்து ஏன் அந்த வைப்ரேஷனில் இயங்குது அப்படின்னா அந்த குருமார்களுக்கு அந்த வைப்ரேஷன் என்பது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ராகவேந்திரர் அப்படின்னா ராகவேந்திரர் ராகவேந்திரர் ராகவேந்திரர்னு சொல்லி என்னை ராகவேந்திரர் பார்த்துப்பார் என்னை ராகவேந்திரர் பார்த்துப்பாருன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ அவங்களோட இந்த வைப்ரேஷன் எல்லாமே இங்கே இயங்கிட்டு இருக்குது அப்போது மகாவதார் பாபாஜி அப்படின்னா மகாவதார் பாபாஜியோட வைப்ரேஷன் இங்கே இயங்கிட்டு இருக்கு அந்த பேருக்கான ஒரு வைப்ரேஷன் என்பது உருவாயிடும் அப்போது நீங்கள் வார்த்தைகளை சொல்ல சொல்ல என்னவாகும் அப்படின்னா அது மந்திரமாக மாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மந்திரமாக மாறும் மந்திரம்னா நல்லது மட்டும் நினைக்காதீங்க அந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அது கெட்ட எனர்ஜியாகவும் பண்ணலாம் நல்ல எனர்ஜியாகவும் பண்ணலாம் அப்போது நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பது மந்திரமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ குருமார்களோட ஃபோட்டோவை வச்சாலே எப்படி அந்த அளவுக்கு எனர்ஜி வருது அப்படின்னா ஒரு ஒரு ஃபேஸு ஒரு ஒரு இப்போ இங்கே ஒரு மரம் இயங்கிட்டுருக்கு அப்படின்னா இங்கே இருக்குது அப்படின்னா இந்த மரம் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வெளியிட்டுருக்கு இப்போ அந்த கேமரா இருக்குன்னா அந்த கேமரா வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வெளியிட்டுருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி என்பது இருந்துட்டு தான் இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய அனைத்தும் ஒரு ஃப்ரீக்வன்சி வெளியிட்டு தானே இருக்குது அப்போ அந்த குருமார்களோட அந்த உருவப்படம் என்பது ஒரு ஃப்ரீக்குவன்சியை வெளியிட்டுருக்கு அவங்க இருக்கக்கூடிய காலங்களப்பயே தவம் பண்ணி யோகம் பண்ணி அவங்களோட உடம்பை கிளென்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த வைப்ரேஷனில் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் இயங்குது அப்படின்னா நீங்கள் தான் போய் அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு குளிர் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல நெருப்பு மூட்டிகிட்டு இருக்காங்க அப்போ நெருப்பு மூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அனல் வந்து இரு இருக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது குளிருது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சூடு வேணும் அப்படின்னா நீங்கள் நகர்ந்து அந்த ஒரு அனல் பறக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்போது அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு நீங்கள் தான் அந்த அனல்கிட்ட போகிறீன்றனால அதை நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்க அப்போ இதே தான் குருமார்களோட கான்செப்டும் குருமார்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் குருமார்களை வேண்டும்போது குருமார்கள் கூடயே இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் அவங்க கூட போய் ஜாயின் ஆகிக்கிறீங்க அப்போ என்னென்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கலந்துடுறீங்கன்னு அர்த்தம் அப்போ இப்படி தான் இந்த இயக்கம் என்பது இயங்கிட்டும் இருக்குது அப்போ இங்கே பயன்படுத்தக்கூடிய மந்திர சொற்களாக இருந்தாலும் சரி அது வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்குவன்சியில் தான் இயங்கிட்டு இருக்குதே தவிர அந்த மந்திரத்துக்கான உச்சாட வார்த்தைகள் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது அந்த வார்த்தை இயங்கக்கூடிய வைப்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த மாத்திரை அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாமே தான் கணக்கு அப்போது அது நீங்கள் இங்கிலீஷில் பயன்படுத்தினாலும் இங்கிலீஷில் அந்த டோன் இருக்குல்ல அந்த சவுண்ட்ஸ் இருக்குல்ல அந்த சவுண்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கமே இயங்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஒரு பாட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கூட இருக்குது அந்த பாட்டு போட்டு மேலே வந்து இந்த சேண்டு போடுவாங்க மேலே சேண்டு போட்டாங்கன்னா அது எப்படி எப்படிலாம் போகுது அப்படின்றது அந்த ஃப்ரீக்குவன்சி காட்டும் அதான் five one five one six ஜெட்ஹெச்எஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பாட்டுக்கான ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த திருவாசகம் அப்படின்னா அந்த திருவாசகத்தை வந்து உச்சாரம் பண்ணும்போதே அதற்கான பவர்னு ஒன்று இருக்குது ஏன்னா அத்தனை பேர் படித்து அதை வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது வைப்ரேஷனை ஏற்றி வச்சுருக்காங்க அப்போ அப்படிம்போது இந்த திருவாசகத்தை படித்தா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் அப்போ அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எழுதக்கூடிய அந்த பழைய காலத்தில் எழுதக்கூடிய புத்தகங்கள் வேதங்கள் எல்லாமே வந்து ஞானத்தால் எழுதப்பட்டது அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றே இருக்கும் இப்போ திருக்குறளில் படித்தாங்கன்னா திருக்குறளை ஞானத்தில் உட்காந்து அவர் எழுதினார் திருவள்ளுவர் எழுதினார் அப்போது அந்த மாதிரி சில சொற்களை நம்ம பயன்படுத்தும் போதே இது அவர்களோட வார்த்தைகள் கிடையாது இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்போ அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதோட வைப்ரேஷன் என்பது ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதனால தான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஸ்லோகம் சொல்லு அந்த ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த மகான்கள் எழுதி வச்ச சில பாட்டு வரிகளாக இருக்கட்டும் அவங்க எழுதி வச்ச புத்தகங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியில் மிகப்பெரிய லெவலில் இயங்கிட்டு இருக்குது அது உங்களோட உடம்புக்கு ஈஸியாக உங்களோட உடம்பை கிளென்ஸ் பண்ணோம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கும் எல்லாமே இந்த வார்த்தைகளில் இருக்குது அப்போது வார்த்தைகள் என்பது இங்கிலீஷில் பயன்படுத்துகிறீங்களா தமிழில் பயன்படுத்துகிறீங்களா இல்லை என்ன சொற்களில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவு அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் இதை நீங்கள் வேறு மாதிரி பயன் அதனால தான் வந்து ஒன்று படிக்கிற அப்படின்னா அந்த மந்திரத்தை படிக்கிற அப்படின்னா கரெக்டாக படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஏற்றம் இறக்கம் இது எல்லாமே அதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அங்கே டியூன் ஆகும் அந்த வைப்ரேஷன் ஸோ இந்த குருமார்களோட பேர் சொன்னாலும் சரி நல்ல வார்த்தைகளே பயன்படுத்துங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அது திரும்ப உங்களுக்கே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் எல்லாமே வந்து இந்த வைப்ரேஷன் நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கான வைப்ரேஷனை நீங்கள் இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் அப்போ நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த சூப்பரான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிடுங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கெட்டதான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க இந்த நல்லதும் கெட்டதும் அது ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் வந்து இத்தனை பேர் பயன்படுத்தி அது அங்கே கொடுக்க இருக்கப்பட்டிருக்கு அப்போது அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஈக்கிக்கிறதும் இல்லை கெட்ட வைப்ரேஷனை ஈக்கிக்கிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ வார்த்தைகளுக்கு பவர் என்பது இப்படி தான் இருந்தது இப்படி தான் வந்துச்சு